கர்நாடக மாநிலம் துங்கூரில் கள்ளத் தொடர்பை கைவிடும்படி கூறியதால் தனியார் தொழிற்சாலை ஊழியர் எரித்து கொலை செய்யப்பட்டார் கள்ளக்காதலுடன் தலைமறைவாகிவிட்டு மனைவியை போலீசார் வலைவீசி தேடி வருகிறார்கள் துங்கூர் மாவட்டம் ஜெயநகர் போலீஸ் எல்லைக்கு உட்பட்ட புட்டிகள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் நாராயணா இவரது மனைவி அன்னபூர்ணா இந்த தம்பதிக்கு மூன்று குழந்தைகள் உள்ளனர் பெங்களூரு புறநகர் மாவட்டத்தில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் ஊழியராக நாராயணா வேலை பார்த்து வந்தார் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளில் மட்டும் அவர் துமகூருவுக்கு செல்வது வழக்கம் இந்த நிலையில் அன்னபூர்ணாவுக்கும் அதே கிராமத்தைச் சேர்ந்த ராமகிருஷ்ணா என்பவருக்கும் இடையே கள்ளத்தொடர்பு ஏற்பட்டதாக தெரிகிறது இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசம் அனுபவித்து வந்துள்ளனர் இதுபற்றி நாராயணாவுக்கு தெரிய வந்துள்ளது உடனே அவர் தனது மனைவியிடம் கள்ளத்தொடர்பை கைவிடும்படி கூறியுள்ளார் இது தொடர்பாக தம்பதியிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது கடந்த பதினோராம் தேதி இரவு வேலை முடிந்ததும் தனது சொந்த ஊரான புட்டிவள்ளிக்கு நாராயணா சென்றிருந்தார் நேற்று முன்தினம் இரவு வீட்டில் இருக்கும்போது கள்ளத்தொடர்பு விவகாரம் தொடர்பாக நாராயணாவுக்கும் அன்னபூர்ணாவுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது வாக்குவாதம் முற்றவே தனது கள்ளக்காதலன் ராமகிருஷ்ணாவை வீட்டுக்கு வரும்படி அன்னபூர்ணா அழைத்ததாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் வீட்டில் இருந்த நாராயணாவின் மீது பெட்ரோல் ஊற்றி அன்னபூர்ணா தீ வைத்துள்ளார் இதனால் வீட்டில் இருந்து வெளியே ஓடி வந்துள்ள அவர் அங்கிருந்த சாக்கடை கால்வாய்க்குள் தவறி விழுந்துள்ளார் உடனே அங்கு வந்த ராமகிருஷ்ணா அங்கு கிடந்த பெரிய கல்லை எடுத்து நாராயணாவின் தலையில் போட்டதாக தெரிகிறது இதில் பலத்த காயம் அடைந்தும் உடல் இருந்தும் பரிதாபமாக இறந்துவிட்டார் உடனே அங்கிருந்து அன்னபூர்ணா ராமகிருஷ்ணா தப்பி ஓடிவிட்டனர் இது பற்றி அறிந்ததும் ஜெயநகர் போலீசார் விரைந்து வந்து நாராயணாவின் உடலை கைப்பற்றி விசாரித்தனர் தகவல் அறிந்ததும் துங்கூர் மாவட்ட போலீஸ் சூப்பிரண்டு ராகுல்குமார் விரைந்து வந்து சம்பவ இடத்தை பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டார் மனைவியின் கள்ளக்காதலை கண்டித்ததால் நாராயணா கொலை செய்யப்பட்டு இருப்பது தெரியவந்தது இதுகுறித்து ஜெயநகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் மேலும் தலைமறைவாகிவிட்ட அன்னபூர்ணா ராமகிருஷ்ணாவை வலைவீசி தேடி வருகிறார்கள்